ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எம்எஸ்ஜே ஸோ இதுவரை வந்து நிறையா சேனலில் நாங்கள் பேசி பார்த்துருப்பீங்க MSJ gaming and sports MSJ fun zone and MSJ e sport அப்படின்னு சொல்லி ஸோ இதுவரை கேமிங் சேனல் மட்டுமே ரன் பண்ணிட்டு நம்ம இப்போது எம்எஸ்ஜே எஜுகேஷ்னல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சேனல் அதாவது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ இந்த சேனலில் தான் வந்திருக்கு இனிமேல் எஜுகேஷ்னல் ரிலேட்டடான எஜுகேஷ்னல் அப்டேட்ஸ் மற்றும் அது மட்டும் இல்லாமல் notes of tenth eleventh twelfth standard அவங்களுடைய வேரியஸ் சப்ஜெக்ட்ஸுக்கு உண்டான நோட்ஸ் எல்லாம் நம்ம சேனல் தர போகிறோம் இது எப்படா தருவ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபோர் இயர்ஸாக வந்துட்டு ஒரு டியூஷன் சென்டர் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த டியூஷன் சென்டரில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஆன்லைன்லேயே நம்ம வந்து எஜுகேஷனை கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஸோ இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் கொண்டு வரலான் இருக்கோம் ஸோ எப்படி நீங்கள் MSA gaming and sports and fun ஜோனுக்கு உங்கள் சப்போர்ட்டை தந்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் ஸோ வீடியோ பார்க்குறங்களால் do subscribe and wait for the next video thank you